வணக்கம் crude oil one minute chart daily basis ஆட்டோமேட்டிக்காக கால்ஸ் வந்து நமக்கு ஜெனரேட் ஆகும் இன்றைக்கி டேயில் நமக்கு டுவெல் தேர்ட்டிக்கு செல் கால் ஜெனரேட் ஆயிருக்கு so red colour candle open ஆகிட்டு செலட் செவன் ஃபைவ் ஜீரோ நைன் வந்திருக்கு ஸோ டெய்லி நமக்கு ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இதில் கால்ஸ் வந்து ஜெனரேட் ஆகிட்டு வரும் பை பண்ணலாமா செல் பண்ணலாமான்னு அதுவும் உங்களுக்கு என்ட்ரி பாயிண்ட் டார்கெட் ஒன்று டூ ஸ்டாப்லாஸ்னு ஒரு கம்ப்ளீட்டான டீட்டெயிலும் கொடுத்துரும் கேண்டிலினுடைய கலர் தான் முக்கியமான விஷயம் ஸோ கேண்டில் கலர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மார்க்கெட்னுடைய ட்ரெண்டை வந்து ரெப்ரசென்ட் பண்ணும் நமக்கு இப்போ செல் ட்ரெண்டுன்னொன்னே ரெட் கலரில் கேண்டில் வந்து ஓப்பன் ஆகிட்டு ட்ரேடிங் வந்து போயிட்டுருக்கு அதே ப்ரீவியஸாக பாருங்கள் பை ட்ரெண்டுங்கையில் நமக்கு க்ரீன் கலரில் கேண்டில் வந்து இருக்குது ஸோ எப்போல்லாம் ட்ரெண்ட் மாறுதோ அப்போலாம் நமக்கு கேண்டிலுடைய கலர் வந்து சேஞ்ச் ஆயிரும் கேண்டில் கலரை மட்டும் பார்த்தாலே போதும் இப்போ ட்ரெண்ட் என்னவாக இருக்குன்னு உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துடும் அதை வச்சே நீங்கள் ஒரு ட்ரேடிங்ஸ் வந்து பண்ணிக்க முடியும் நமக்கு இதில் ஃபஸ்ட் டாரட் பார்த்தீங்கன்னா ஒரு நைன்டீன் பாயிண்ட் ரேஞ்சில் இருக்குது செகண்ட் டாரட் அதனுடைய டபுள் மேலே இருக்க லைன் தான் வந்து நமக்கு ஸ்டாப் லாஸ் லைன் நமக்கு ஃபஸ்ட்டு ஒன் மினிட் கேண்டில் நல்ல ஒரு வாலட்டைல் அதில் நமக்கு நல்லா டவுன்லையும் இறங்குச்சு மறுபடியும் ரிட்டனும் வந்து போயிட்டுருக்கு ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இது டார்கெட் ஒன்று பிரேக் அவுட் பண்ணுதா இல்லை அப்படியே ரிவர்ஸ் ஆகுதான்ட்டு இப்போ டைம் வந்து ஒரு டுவெல் தேர்ட்டி செவன் ஆகுது கால் ஜென்ரேட் ஆகிட்டு ஒரு ஏழு நிமிஷம் முடிஞ்சிருச்சு நமக்கு எட்டாவது கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான டவுன் சைட் மொமெண்டம் அந்த மொமெண்டமில் பார்த்தீங்கன்னா first hard range seven four ninety அதை பிரேக் அவுட் பண்ண இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டுச்சுன்னு கூட சொல்லலாம் அதை ரொம்ப ஈஸியாக பிரேக் அவுட் பண்ணி செவன் 7483 ஃபோர் எயிட்டி த்ரீ வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு லோ வந்து கொடுத்துருக்கு ஸோ இந்த மாதிரி தான் இன்றைக்கி நமக்கு க்ரூட் ஆயில் ஒன் மினிட் சார்ட்டில் நமக்கு கிடைச்ச ஒரு செல் கால் அழகாக target one range break out பண்ணியிருக்கு உங்களுக்கு இந்த சார்ட் வேணும் இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் இல்லை லைவ் மார்க்கெட்டில் இந்த மாதிரி ட்ரெண்டு தெரிஞ்சால் போதும் நானே ஓன் ட்ரேட் பண்ணிக்குவேன் அப்படின்னா இந்த ட்ரெண்டு வேணும்னாலும் இந்த சார்ட்னுடைய சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயிலுக்கு ஜஸ்ட் ஹைன்னு ஒரு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புங்க இது சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் அனுப்புகிறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் தேங்க்யூ